வணக்கம் இப்போ நாம் bank nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் செவன் எயிட்டீன் ரேஞ்சில் ரைஸ் ஆனது நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ நைன் டுவெண்ட்டி ஆகுது டைம் வந்து thirty four thousand seven seventeen point eighty அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ பைக்கால் வந்தனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்திருக்கு மேலே இருக்க லைன்லாம் டார்கெட் லைன் ஸோ இன்றைக்கி ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஓப்பன் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நமக்கு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் டே வந்து செல் கால் ஜெனரேட் ஆயிருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஒரு டூ டுவெண்ட்டிக்கு போகல ஸோ அப்போ ஜெனரேட் ஆன செல் கால் வந்து செல் கால்ன்றனால கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் வந்து வந்திருக்கு அதான் நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேயும் அதே அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலுடைய கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் அதுக்கடுத்து அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே நமக்கு பையும் வந்து வந்துடும் ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு வந்து நடக்கும் இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும் பை ட்ரெண்ட் பை கால் அப்படின்னா மேலே மார்க்கெட் வந்து கீழேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வரையில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வருது அப்படின்னா பை கால்னு சொல்லிட்டு நமக்கு கேண்டில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகும் அதே மாதிரி பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் எல்லாமே க்ரீன் கலர்லேயே இருக்கும் இதே தான் வந்து செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செல் ட்ரெண்டுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸோ விஷுவலாக பார்த்தோன்னா வந்து ஓகே இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து என்ன பாயிண்டில் ட்ரேடிங் பண்ணலாம் அதே மாதிரி என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு கால்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் பேங்க் நிஃப்டியில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிருக்க அந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக அனுப்புகிறோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க இன்றைக்கி என்ன கால் என்ன ட்ரேட் பண்ணலான்னு உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்து உங்களுடைய ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் வந்து பண்ண போகிறீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கிடச்சிருக்க அந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்ச பைக் கால் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் செவன் நைன்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து thirty four thousand eight nought four so இப்போ நமக்கு எயிட் நாட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு நைன் டுவெண்ட்டிக்கு பை கால் வந்துச்சு அப்போ வந்த பை கால் ஸ்லோவாக மெதுவாகவே ஏறினாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான thirty four thousand eight hundred ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபோர் செவன் செவன்டீனில் வந்த buy call thirty four eight naught five வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து அதுக்கு ப்ரீவியஸாக வந்த கால்ஸ் ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிறது thirty four thousand five hundred call option so இது வந்து இந்த மணி ஆப்ஷன் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்து வந்திருக்கு ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வந்திருக்கும் ஸோ அப்போ வந்து பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் போயிருக்கு ஓகேங்களா ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து ஷோ பண்ணும் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் டேரெக்டாக ஃபியூச்சரில் அப்ளை பண்ணியும் உங்களால் ட்ரேடிங் பண்ணியிருக்க முடியும் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணி பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும் நீங்கள் வந்து செல் கால் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் போய்க்கலாம் பை கால் வந்தால் கால் ஆப்ஷனில் வச்சும் உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஃபிஃப்டின் ஆகுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு கால் வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா thirty four thousand eight seventy ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி இது வந்து பைக் கால் வந்து ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி வந்து ஜென்ரேட் ஆச்சு கரெக்டாக ஒரு டுவெல் டென்னுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்துச்சு தேர்ட்டி ஃபோர் செவன் செவன்ட்டி ஃபைவ்ல அந்த பைக்கால் தான் உங்களுக்கு செகண்ட் டாரட் வரைக்கும் ஆக்சுவலி போயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்திருக்கு தேர்ட்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி ஃபோரில் அப்போ வந்து செவன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி வரைக்கும் இறங்கிட்டு பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அப்படி சேஞ்ச் ஆன பைக்கால் தான் நமக்கு செகண்ட் டாரட் இப்போ நமக்கு போய்கிட்டு இருக்கு பார்த்தோம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பைக்கால் இது நம்ம ஆக்சுவலி ஓப்பனிங்லே பார்த்தோம் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு ஒவ்வொரு தடவை சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் பையிங் ட்ரெண்ட் பைக்கால்னால் க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணும் நம்ம இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தோம்ல அதான் அந்த சார்ட்டு அதுக்கடுத்து மார்க்கெட் இறங்குச்சு அதனால் செல் கால் அதுக்கடுத்து மறுபடியும் மார்க்கெட் ஏறிச்சு பை கால் ஸோ கால்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் இன்னைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரின்றனால நல்ல மூமெண்ட் நல்ல வாலட்டைல் இருக்கனால நமக்கு அடுத்தடுத்த ட்ரெண்டு நல்லா மாறுது அது வாலட்டைல் நல்லாயிருக்கு மூமெண்ட் நல்லா இருக்குன்றனால நமக்கு ஒவ்வொரு இடம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கால்ஸ் பார்த்திங்கன்னா பை செல் பைன்னு சொல்லி நமக்கு மாறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி இதில் நம்ம ஆல்ரெடி கால் ஓப்பனிங்லேயே பார்த்தோம் டூ நைன்ட்டியில் வந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருந்துச்சு நைன் தேர்ட்டிக்கு வந்து ஜென்ரேட் ஆனது அதுக்கப்புறம் செல் கால் ஸோ அதனால் இதில் நமக்கு செல் காட்டுது கால் ஆப்ஷனில் பட் நீங்கள் வந்து இது புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ எயிட்டியில் நமக்கு செல்லுன்னு வந்தது டூ டென் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு அதுக்கடுத்து தான் நமக்கு பைக்கால்னு சொல்லி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேஞ்ச் ஆயிருக்கு டுவெல் டென்க்கு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ ஆப்ஷன்லையும் நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும் நீங்கள் ஆப்ஷன்லையும் டேரெக்டாக அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இல்லாட்டினா நீங்கள் ஃப்யூச்சரில் டேரெக்டாக பார்த்து அதை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே கம்ப்யூட்டரில் பார்த்து ஓனாக உங்களாலே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ